கடந்த பத்து ஆண்டுகளாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தையல் எம்ப்ராய்டர் ஓவியம் நடனம் இசை முதலான திறன்களை கற்பித்து கல்வியோடு கைத்தொழில்களை ஊக்குவிக்கும் விதமாக பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து வருகிறார் இந்நிலையில் கை எம்ப்ராய்டரில் மகாகவி பாரதியார் என்னும் தளத்தில் ஐந்து வயது குழந்தை முதல் அறுபது வயது வரை உள்ள இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினரை வைத்து பாரதியாரின் உருவத்துடன் அவரது வாசகங்களை தனித்தனியாக இருபத்தி ஐந்து சதுர அடியில் வடிவமைத்துள்ளனர் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களில் உருவாக்கியுள்ள இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது இதற்கு முன்னதாக நடைபெற்ற சாதனை நிகழ்ச்சி துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தையல் இயந்திர வர்த்தகத்தின் முதல் பெண் தொழில் முனைவோரான திருமதி நர்மதா தேவி கலந்து கொண்டார் கை எம்ப்ராய்டரில் சாதனை செய்த இருபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினருக்கு நோபல் உலக சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் சாதனை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார்